வணக்கம் ஓம் நம சிவாய இதை பற்றி கோவிலை பற்றி பேசுவதற்கு அனுமதி தந்த ஓம் சிவ ஓம் யூடியூப் சேனல் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை சிவ பக்தர்கள் இயக்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ ஆடவ நயனார் திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை பக்கம் கல்குளம் வட்டம் கல்குளம் தாலுகா தெங்கரை ஊராட்சி பிரம்மபுரம் பிரம்மபுரத்தின் மகிமை மகிமை என்னவென்றால் சுற்றி சுற்றும் முற்றும் இறைவர் இறைவன் உண்டு ஆதி பராசக்தி மேலாங்கோட்டில் இருக்கிறா இருக்கின்றார்கள் அவங்களுக்கு வந்து தக்கலையில் இருந்து ஒரு ரூட் பஸ் மினி பஸ் எப்போ உண்டும் அது ஆலமூடுன்னு சொல்லியாச்சு அந்த இடத்துல இறங்கலாம் குமாரகோல் பஸ்ஸில் வந்தாச்சுன்னா ஆலமூடு பிரம்மபுரம் ஆலமூடு அங்கே மேலாங்கோட்டை அம்மா இருக்காங்க செண்பகவல்லி நீலாவதி தாய் பெரும் பவர் கொண்ட தெய்வம் குமாரகோவில் வேலிமலை டெம்பிள்ஸ் இருக்குது ஓல்டு டெம்பிள்ஸு அங்கே திருக்கல்யாணம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடக்கிறது எங்களுக்கு பிரம்மபுரத்துக்கு உள்ள பிரம்மபுரம் மெயின் ஸ்டாப்பில் இருந்து உள்ள ஒரு ஆர்சி இருக்கும் ஓம் ஸ்ரீ ஆடவல்ல நயனார் திருக்கோவில் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ரோட்டில் வந்தாச்சுன்னா ஆடவல்ல நயனார் திருத்தலம் பாண்டிய மன்னனுக்கு கோவில் பல்லவன் மன்னன் கட்டின கட்டினதாக கிட்டினாங்களா இல்லை பாண்டிய மன்னனுக்கு மீன் சின்னதான் கிடக்கிறது பண்டு காலத்தில் அரச குடும்பத்தில் உள்ள கல்யாணத்திற்கு போக வேண்டுமென்றால் தட்டில் வெத்தலை பழம் பாக்கு நடையில் கொண்டு வச்சிட்டு நம்ம சுற்றி கோயிலை சுற்றி கும்பிட சுற்றி கும்பிட்டுட்டு முன்ன வந்து பார்த்தா நகைகள் இருக்கும் நகை கொடுத்த தெய்வம் அதே போல் நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததும் அந்த நகையை உண்டு அதே போல் வாங்கினது போல உண்டு வச்சுட்டு நம்ம சுற்றி கும்பிட்டு சுற்றி வர்றதுக்கு முன்னே அது காணாமல் போயிடும் அதை ஒரு குளத்தங்கரையில் மூணு பனை மூடு நின்றுது நம்ம அறிவில் பனை மூடு தான் கண்டுட்டுண்டு பண்டு காலத்தில் பெரியவர்கள் சின்ன கதை அது இல்லை அது நிஜம் அந்த பனையிலேருந்து ஒரு பனையாறி கண்டதுனால அந்த கொடுக்கக்கூடிய நகைகளெல்லாம் மாய்ந்து விட்டது அவனுக்கு கீழே விழுந்து இறந்து விட்டான் அதுபோல் நந்தீஸ்வர பகவான் இருக்கிறார் சுற்றி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் வயல் அந்த வயல்வெளியில் வந்து வயலோட ப பயிர் எல்லாமே மே மேய்ந்து கொண்டு வந்துடும் இதை ஒரு ஒரு நாள் இது பதுவாக நடந்துட்டு இருந்து மன்னன் காலத்தில் திருவாங்கூர் சமஸ்காரம் திருவாங்கூர் மன்னன் மார்த்தாண்டவர்மா காலத்தில் பயிரை மேயக்கூடியது ஆள் வச்சு இறக்காங்களா இல்லை இது என்ன மேஞ்சிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காவலாளியை விட்டதில்லை ஆளை கண்ட உடனே வந்து விழு கிடந்த நந்தீஸ்வர பகவான் தான் இப்போ அப்படி எலும்பாத இருக்கிறாரு அதுக்கு உதாரணமாக அவருக்கு ரைட் சைடில் வந்து ஒரு காதை வந்து ஒரு சின்ன கொத்துப்பட்டு அவரை அப்படி மந்திரம் பண்ணி இருத்திருக்கு கோவில் அமைப்பு வந்து மூணு அடுக்கு பின்னால் வெளிப்பீடம் இருக்குது வெளிப்பீடத்துலேருந்து பத்து மீட்ரு நந்தி பகவான் இருக்கிறாரு நந்தி பகவான்லேருந்து ஒரு இருபது மீட்டருக்கு அப்புறம் மத ஒரு பெரிய தளம் தளத்தில் ரெண்டு தூண் இரு நாலு தூண் இருக்கிறது அந்த தூண் வந்து அதுக்கு மேலே மீன் சின்னம் கிடக்குது ரெண்டு மீன் ஒரு தாமரைப்பூ நடுவில் கிடக்கிறது ரெண்டாவது இது வந்து நுணுக்கமான கல் நுட் கல் நுட்ப வேலைப்பாடு கோவிலை சுற்றியும் கோவில் பிரகாரத்தில் வேறு ஒரு தெய்வங்களும் இல்லை ஆனால் கோவில் அகர்த்திக்கு உள்ளேயே மத ஒரு ஓட்டை போல இருக்குது அதில் வந்து கணவசாமி இருக்காங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு அடி எடுத்து வைக்கிறவுடன் தட்சிணாமூர்த்தி இருக்காங்க நேர கோலிக்கு பின்புறம் வந்து மகாவிஷ்ணு அதுக்கு ஆப்போசிட்டி வந்து பிரம்மதேவர் அதுக்கு ஆப்போசிட்டி அடுத்த ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சுச்சுமையும் ஆதி பராசக்தி உள்ள எல்லாம் சில சின்ன சின்ன சில கோவிலில் வந்து நுணுக்கமான வேலைப்பாடுகள் மத்தியில் குத்தி வச்சுருக்காங்க பாண்டிய மன்னனுக்கு கோவில் தானா இல்லை பல்லவன் கட்டினதா ஒன்றும் தெரியலை ஆனால் அகழ்வாராய்ச்சி ஒருக்க ஒரு டெஸ்ட்டு எடுத்துகிட்டு போனாங்க இதுவரை அதை பதில் கூறலை கோவிலில் சிவராத்திரிக்கு எங்களுக்கு சிவபக்தர்கள் இயக்கம் சொல்லிட்டு நாங்கள் ஒரு திருவிழாக்கு பூஜை இது அடுத்தது இது இப்போ முடித்த முடித்தது ஏழாத்த வருஷம் அதுக்கே நிறைய இடத்துல வந்து உதவி பண்ணுவாங்க உதவி பண்ணாத எங்களுக்கு பண்ண முடியாது விளக்கு பூஜைக்கு ஒவ்வொரு மக்களுக்கிட்டையாக எல்லாம் வாங்கி அவங்க அவருக்கு முன்ன விளக்கு பூஜை நடத்தி ஒவ்வொரு வருஷமும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வித்தியாசங்கள் நடக்கும் அது கண்ணு கொண்டு பார்க்க தான் முடியும் வாயால் செல்ல முடியாது பெரும் தெய்வம் நாடி வந்து எது வந்து கேட்டாலும் இறைவன் ஒரு வருஷத்துக்குள்ளே அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்காரி ஊர் மக்களையும் காட்டி வெளியூர் மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு அம்மையப்பனுக்கு பவரு பெரும் பவரு அவரை எவ்வளோ வா எவ்வளோ தடவை சொன்னாலும் இது முடியாது நானும் ஒரு சிவபக்தன் தான் சிவபெருமானுக்கு முன்னே செடிகளெல்லாம் நட்டு அதை பூ பறித்து கொடுக்கக்கூடியதில் தான் நானும் இருந்தேன் இப்போ கொரோனா காலத்தினால அங்கே பூவுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு மோட்ரு இருக்குது கரண்ட் எங்களுக்கு கிடைக்கல தண்ணி அடிக்க முடியல செடிகளெல்லாம் நிறைய பட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்குது சுற்றி சுவரெல்லாம் கிடையாது ஆனால் கோவில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு வயல்வெளிக்கு நடுவில் வயல்வெளியும் பண்டு வயல்வெளி இப்போ வாழை தோட்டங்கள் தென்னு தோட்டங்கள் அழகான அமைதியான இடம் உருப்படி கொடுத்த தெய்வம் வந்து அவரை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நல்ல நல்ல உதவிகளெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக வந்தாங்கன்னா அந்த கஷ்டத்தை எல்லாம் போ தீர்த்து கொடுக்காங்க பிள்ளையெல்லாம் மக்களுக்கு எல்லாம் சிவராத்திரிக்கு வரக்கூடிய பூஜை காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கறது உயிர் பொய் உயிர் உயிர் விஷயத்துலேயும் எனக்கு நடந்தது ஒரு உயிர் ஒரு தப்பான உயிர் வந்து பெய் திரும்ப வந்திருக்கு எனக்கு என்னை பொறுத்தளவு நான் ஒரு சிவபக்தன் எனக்கு பேர் பிஏ சிவசக்திவேல் எனக்கு பேர் இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் சிவபெருமானுக்கு நம்பிக்கையை பொறுத்து ஆதி ஈசன் ஆடவல்ல நைனாறு நைட்டெல்லாம் அவருக்கு நர்த்தனம் கேட்குது அவர் பெரிய ஃபேமஸ் உள்ள தெய்வம் நந்தீஸ்வர பகவானுக்கிட்ட நாடி வந்தால் இரு எல்லாருக்கும் இப்போவும் நல்வழி நடத்துது சிவராத்திரி காலங்களில் சில சமயம்தான் பாம்புகளை எல்லாம் காணிக்கிறாரு மடப்பள்ளி இருக்குது இப்போ தேவசம் போர்டு ஒரு மடப்பள்ளி கட்டி தந்திருக்காங்க ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு பப்பனாபுரம் பப்பனாபுரம் அகழ்வாராய்ச்சியிலேருந்து ஒரு சார் வந்தாங்க அவங்க வந்து டஸ்ட் எடுத்து பார்த்து இன்னும் அது கிளியர் ஆகலை தேவசம்போடு இனி ஒரு கும்பாசியம் எங்களுக்கு இதுவரை பாண்டியன் காலத்தில் பல்லவன் காலத்தில் உள்ள கோவில் இந்த கோவில் வந்தப்பறம் தான் எல்லா கோவிலும் வந்திருக்குன்னு பழைய பெரியவர்களை சொல்லிட்டு சொல்லிட்டுண்டு இந்த கல்லை கொண்டு போய் தான் குமார கோவில் திருவாங்கூர் சமஸ்காரம் மார்த்தாண்டவர்மா மகாராஜா கெட்டினதாக ஐதீகம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் சுற்றி உள்ள சிவர் எழுப்புனா தான் உள்ள கல்வெட்டு இருக்கான்னு தெரியல ஆனால் கோவிலை சுற்றி அடியில் கல் கிடக்குது மேலே மண்ணெல்லாம் போட்டு மூடி இருக்காங்க அதையும் தூர்வாரிப்பட்டு படுத்தி கோவிலுக்கு ஒரு காம்பவுண்டும் கட்டி இதுவரை ஒரு கும்பாசியமே காணாத சிவபெருமான் ஆதி ஈசன் ஆடவல்ல நயனார் அம்மை அப்பனுக்கு ஓம் சிவஓம் யூடியூப் சேனல் மூலமாக வாய்ப்பு தந்தமைக்கும் அம்மையப்பன் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் கையெடுத்து கும்பிட்டேன் ஐயா நல்ல ஒரு கோவிலுக்கு நல்லபடியாக நடத்தி நல்லபடியாக நடக்குச்சுமே நீங்களும் ஒரு நாள் இந்த பக்கம் வாங்க ஐயா உங்களையும் வரவேற்கிறோம் ஐயா